அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது இரண்டாம் இடத்துல லக்னத்துலேருந்து இரண்டாம் இடத்துல மாந்தி இருந்தால் என்ன பலன் அவங்களுக்கு மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும் அவங்க தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஒரு பொருளாதார இழப்பு வந்து சந்திச்சிருப்பாங்க அதன் மூலயமா பல கோடிகளை வந்து உருக உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்திக்கு இருக்குங்க இவங்க சொல்னால மற்றவங்க அதிகமாக பாதிச்சிருப்பாங்க